இன்றைய தினம் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் இடம்பெறப் போகிறது அந்த சிறப்பு கலந்துரையாடல் எதை பற்றி என்று சொன்னால் நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணம் இப்போ உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பல பேருக்கு மன உளைச்சல் இருக்கிறது மன கஷ்டம் இருக்கிறது டிப்ரெஷன் என்று சொல்லுகிறோம் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறோம் ஒரு உளவியல் ஆலோசகரை கண்டு சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அல்லது உளவியல் நிபுணரை பார்க்க வேண்டும் என்றும் பிறகு சைக்காட்டிஸ்டிடம் நாங்கள் செல்ல வேண்டும் மருந்து எடுக்க வேண்டும் இப்படிலாம் அதிகமாக இப்பொழுது குடும்பத்தை ஒருவர் என்ற அடிப்படையிலே நாங்கள் பேசிக்கொள்ளுகிறோம் சில வழிகளிலே அவர்கள் வைத்திய சிகிச்சைகளையும் குடும்பத்தில் உள்ள ஒருவர் என்ற அடிப்படையிலே பெற்றுக்கொண்டும் இருக்கிறார்களோ தெரியவில்லை அந்த அளவு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வியாபித்திருக்கின்றன அது சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசப்போகிறோம் எங்களோடு டாக்டர் கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் உங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை எங்கள் ஊடகம் உட்பட பல ஊடகங்களிலே உங்களுடைய உளவியல் சார்ந்த விடயங்களை நீங்கள் வைத்திய நிபுணராக ஒரு உளவியல் வைத்திய நிபுணராக இருக்கின்ற பொழுது பல சார்ந்த விடயங்களை நீங்கள் எந்த ஊடகங்கள் பேசுகின்ற பொழுதும் உட்கார்ந்திருந்து நான் கேட்பேன் ஏனென்றால் இப்பொழுது சமூகத்துக்கு தேவையான யதார்த்தமான விடயங்களை பிரச்சனைகளை நீங்கள் நேரடியாக சொல்லுகிறீர்கள் அந்த அடிப்படையில் டாக்டர் நேர்களுக்கு நாங்கள் முன்கூட்டியே அறிய தருகிறோம் நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு உளவியல் ரீதியான அல்லது மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் எவ்வாறு அதை கையாளலாம் என்பது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை நீங்கள் தொடுக்கலாம் இரண்டு எட்டு மூன்று எட்டு ஐந்து சைஃபர் எட்டு இரண்டு எட்டு மூன்று எட்டு நான்கு ஒன்று ஒன்பது இரண்டு தொலைபேசி இலக்கங்களாகவும் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் டாக்டர் முதலாவதாகவே ஒரு விடயம் இப்பொழுது எந்த இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு குடும்பம் என்ற அடிப்படையில் எங்கோ இடத்திலேயும் சூசைட் அதாவது தற்கொலை பண்ணிக்கொள்கிறார்கள் குழந்தையை கொள்ளுகிறார்கள் குழந்தையை கொண்டு தானும் சாகிறார்கள் இப்படி பல இடங்களிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது இது யாழ்ப்பாணம் உட்பட பவுனியா உட்பட திருகோணமலை நாடளாவிய எல்லா இடத்திலையும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது டாக்டர் உடனடியாகவே உங்களிடம் கேட்க வேண்டுமாக இருந்தால் இந்த தற்கொலை தற்கொலை தான் தன்னை கொண்டு கொள்வது அதை மட்டுமல்லாமல் இன்னும் இரண்டு குடும்ப அங்கத்தவர்களையோ மூன்று அங்கத்தவர்களையோ மற்றவர்களையோ மனைவியோ பிள்ளையோ அவர்களையும் கொண்டு தானும் தற்கொலை செய்கின்ற ஒரு மனநிலை இப்பொழுது கொஞ்ச காலமாக அதிகரித்து கொண்டு வருகிறது டாக்டர் உங்களுடைய ஆய்வின் அடிப்படையிலேயே ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முதல் இப்பாறு தற்கொலைகள் இருந்ததா அல்லது இப்பொழுதும் அதிகரித்து கொண்டிருக்கிறதா இது ஒரு நல்ல கேள்வி ஆனால் மிகவும் கஷ்டமான ஒரு கேள்வி ஏனென்று சொன்னால் இந்த தற்கொலை என்கின்ற விஷயம் கூடுகிறது குறைகிறது என்பது ஆய்வு பண்ணி சரியாக கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம் ஏனென்று சொன்னால் இப்போ அந்த தற்கொலைக்கான தரவுகள் தான் இருக்கின்றன அதிலே எந்த அளவுக்கு இதிலே உண்மைத்தன்மை இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக ஒரு ஆய்வு செய்து அது தற்கொலையா கொலையா அல்லது திடீர் சா மரணமா என்பது எந்த அளவுக்கு ஆராயப்படுகிறது என்பது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் ஆகவே இது மிக கஷ்டமான விஷயம் ஆனால் நிச்சயமாக அறுபது எழுபதாம் ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதற்கு முன்னர் வந்து தற்கொலை வீதம் குறைவாக இருந்தது என்பதுதான் பொதுவான ஒரு எண்ணப்பாடு அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து தொண்ணூறுகளிலே மிகவும் அதிகமான ஒரு நிலைக்கு போய் பிறகு அது குறைந்து இப்பொழுது கோவிடின் பின் ஒரு அதிகரித்த ஒரு எண்ண எண்ணிக்கை காணப்படுவதாகத்தான் பொதுவான கருத்துப்பாடு இது மிகவும் சரியாக இது கூடுகிறதா குறைகிறதா என்பது ஒரு சிக்கலான விஷயம் ஏனென்றால் இது அரசியலும் சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த அரசாங்கத்தின் காலத்திலே தற்கொலை அதிகரித்தது அல்லது குறைந்தது என்பது ஒரு பிரச்சனையாக வருவதால் அதுவும் கூட ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எங்களுக்கு சரியாக கூடுகிறதா குறைகிறதா என்று கண்டுபிடிப்பது அது இதை நூற்றுக்கு நூறு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் தான் டாக்டர் என்றால் இப்பொழுது அண்மையில் டிசம்பர் மாதம் மரணமாக இந்த தினேஷ் ஷாஃப்டர் தற்கொலையா அல்லது கொலையா என்பது கூட எங்களுக்கு தெரியாத ஒரு மர்மமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் சொல்வது சில வழிகளிலே உண்மை கருத்துக்களை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது டாக்டர் ஆனால் இதை நான் கொண்டு கேட்கிறேன் நீங்கள் பல நோயாளிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த மாதிரி விடயங்கள் உங்களுடைய செவிக்கு வந்திருக்கும் இப்பொழுது சில தற்கொலைகள் உளவியல் ரீதியான காரணங்களினால் இடம்பெற்றதா இப்பொழுது ஒரு வன்மம் சார்ந்த ஒரு கொலையாக இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக வந்த இறப்புகளாக இருக்கலாம் ஆனால் குடும்ப உறவு முறைகளிலே அல்லது ரிலேஷன்ஷிப்புகளுக்குடையே இருக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனை காரணமாக தற்கொலைகள் இடம்பெறுகின்றனவா ஆமாம் இப்பொழுது நாங்கள் தற்கொலை என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக உல ரீதியான பிரச்சனைகள் நூற்றுக்கு நூறு காரணமாக இருக்கின்றன அதிலே உள நோய்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு நூற்றுக்கு நாற்பது வீதமான தற்கொலைகள் உல நோய் நோய் இருந்து நோய் இருந்து அது கண்டுபிடிக்கப்படாமலோ அல்லது சரியான முறையிலே அதிலிருந்து விடுபட முடியாதவர்களாகவோ அவர்கள் இருக்கலாம் ஆனால் உள பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது நூறு வீதமானவர்களும் உள பிரச்சனையில் உள்ளவர்கள்தான் தற்கொலை முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள் ஈடுபடுகிறார்கள் டாக்டர் இந்த தற்கொலை என்று வருகின்ற பொழுது அதனுடைய அடிப்படை காரணங்களை நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராயலாம் டாக்டர் பொதுவாகவே புறக்காரணிகளாக சில காரணிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அகக்காரணிகளாக சில காரணிகளை எடுத்துக்கொள்ளலாம் இது நான் விளங்கப்படுத்துவதற்கு இலகுவாக சொல்கிறேன் ஒன்று எங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய சில காரணிகள் அதாவது ஒருவரிடம் வங்கியிடம் நான் சென்று கடன் பெற்றிருக்கிறேன் கடன் பெற்றதன் பிறகு வங்கி எனக்கு பின்னால் வருகிறது டார்ச்சர் பண்ணுகிறது கஷ்டப்படுத்துகிறது வங்கியோ நுண் கடன் கொடுக்கும் நிறுவனங்களோ அதனால் நான் மன உளைச்சல் பட்டு உயிரை மாய்த்து கொள்ளுகிறேன் என்பது ஒரு பக்கம் குடும்பத்திலே அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கணவன் மனைவி மாமனார் மாமியார் என்ற அந்த உறவு பிணக்குகளுக்குள்ளே சிக்கல்பட்டு தன்னை உயிரை மாற்றிக்கொள்வது இன்னொரு விடயம் என்னை கேட்டால் சில வழி வெளியால் இருக்கின்ற பிரச்சனைகள் எங்களுக்கு எங்களால் கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகள் ஆனால் இந்த உறவு முறைகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை ஓரளவு நாங்கள் பேசி தீர்த்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு வெளித்தோட்டம் எனக்கு தோன்றுகிறது டாக்டர் இதை எவ்வாறு நீங்கள் பார்க்குறீர்கள் ஆமாம் ஓரளவுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்வது உண்மையாக விளங்குகிறது ஆனால் எமது கலாச்சாரம் பண்பாடுகள் என்று ஒவ்வொருவரும் பிரச்சனையை பார்க்கும் விதம் பார்க்கும் கோணம் வேறாக இருக்கிறது அதிலே நான் எந்த அளவுக்கு நீங்கள் இதை எந்த கோணத்திலிருந்து அணுகிறீர்கள் என்று பார்க்கின்ற ஒரு ஒரு பண்பு அல்லது ஒரு முதிர்ச்சி எனக்கு இருக்கிறதா உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த ஜெனரேஷன் கேப் என்று சொல்லுவோம் ஒரு ஐம்பது வயதொருவர் உலகத்தை பார்க்கும் விதமும் நாற்பது வயது ஒருவர் பார்க்கும் விதமும் முப்பது இருபது வயது என்று வரும்போது அவர்கள் பார்க்கும் விதமும் நிச்சயமாக மாறுபட்டதாகத்தான் இருக்க போகுது என்று சொன்னால் அவர்கள் தரவுகளை எடுத்துக்கொள்ளும் இடங்கள் வேறு அவர்கள் பிரச்சனைகளை அணுகும் முறைகள் வேறு உதாரணமாக அறுபது வயது ஒருவர் எடுத்துக்கொண்டால் அவர் வேலை சொல்லுவார் மகாபாரதத்திலே கர்ணனுக்கு இப்படித்தானே நடந்தது கர்ணன் அதில் இப்படித்தானே அதை முகம் கொடுத்தான் என்று அவர் சொல்லுவார் இருபது வயசு ஒருவரை எடுத்துக்கொண்டால் அவர் சொல்லுவார் டிக்டாக்கிலே நான் இப்படி ஒரு வீடியோவை பார்த்தேன் இப்படி ஒரு பிரச்சனையை அவர் இப்படித்தான் அணுகிறார் ஆகவே நாங்கள் எங்கிருந்து தரவுகளை பெற்றுக்கொள்கிறோம் எதை ஒரு ஆதாரமாக வைத்து ஓஹோ இது இப்படி செய்தால் இதில் இப்படி செய்தார்கள் நான் இப்படி செய்யலாம் என்ற எமது சிந்தனை முறைகளை வழிநடத்தி கொண்டு போகும் விஷயங்கள் இப்பொழுது முற்றாக மாறுபட்டுவிட்டன ஆகவே நான் நினைக்கும் விதமும் நீங்கள் நினைக்கும் விதமும் ஒன்றாக இருக்கப் போவதில்லை அதில் மற்றவர்களிடத்தில் இருந்து கொண்டு நான் அதை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள பார்க்கிறேன் புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் இதுதான் எங்களுக்கு இருக்கிற கேள்வி ஆகவே அந்த குடும்பத்திலே அந்த முதிர்ச்சி வராத இடத்து நாங்கள் இப்படித்தானே வளர்ந்தோம் நாங்கள் இப்படித்தானே செய்தோம் ஏன் எங்கள் பிள்ளைகள் இப்படி செய்கிறார்கள் அல்லது ஏன் எங்களை பெற்றோர்களுக்கு எங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ள முடியாது என்றால் அவர்கள் வாழ்கின்ற உலகம் வேறான ஒரு உலகம் அவர்களுடைய சிந்தனை வயப்பாடுகள் வேறுபட்டவை ஆகவே இதை புரிந்து கொண்டு சரி மகன் நீ ஏன் இப்படி இந்த முடிவுக்கு வந்தாய் எங்கிருந்து இந்த தரவுகளை பெற்றுக்கொண்டாய் என்று அல்லது பிள்ளைகள் பெற்றோரிடம் எதை வைத்தம்மா நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அந்த அவர்களுடைய சிந்தனை முறைகளை நாங்கள் அறிந்து கொண்டால்தான் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் ஒரு ஒற்றுமைப்பாடு ஏற்படும் ஓஹோ இதுதான் அம்மா இப்படி சொல்கிறா அது அவரோட கருத்தாக இருக்கிறது அதனால் எனக்கு அது பொருத்தமில்லை ஆகவே நான் எனது மாற்று கருத்தை அந்த ஒரு கருத்து பரிமாற்றத்தை எங்களால் ஆரோக்கியமான முறையிலே கொண்டு செல்ல முடியாவிட்டால் நிச்சயமாக உறவுகளுக்கு இடையிலே பிரச்சனைகள் வரத்தான் போகிறது நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இதெல்லாம் விளங்கி கொண்டு ஒரு குடும்பம் இயங்கலாம் என்று சிந்திக்க தோன்றுகிறது யதார்த்தத்திலே அது நடைபெறுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது டாக்டர் மேலிருந்து வருவோம் ஒரு குடும்பத்திலே ஒரு இருபது இப்பொழுது பார்த்தால் இருபது இருபத்தைந்து முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு மன உளைச்சல் வருகிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன் ஒழுங்காக தூங்க முடியவில்லை ஒழுங்காக சாப்பிட முடியவில்லை அல்லது அதிகமாக நான் சாப்பிடுகிறேன் என்னால் ஒன்றே முழுமையாக அவதானித்து கணிக்க முடியவில்லை கன்சன்ட்ரேட் பண்ணவில்லை என்றெல்லாம் பேசுகின்ற ஒரு இருபது வயது இருபத்தைந்து வயது முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் தாங்களாகவே முன்வந்து உங்கள் போன்ற வைத்திய நிபுணர்களுடைய சேவையை அணுகுகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியான ஒரு நிலைப்பாடு என்றால் பிரச்சனை இருக்கிறது என்று தானே உணர்ந்து அதுவும் வெக்கம் இல்லாமல் உங்கள் போன்றதாக உள நில உளவள நிபுணர் அல்லது உளவள ஆலோசகர் அல்லது உளவள சிகிச்சையாளர் என்றாலே ஒரு பயம் அதெல்லாம் தாண்டியவர்கள் வருகிறார்கள் அது ஒரு ஆரோக்கியமானால் பல சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய அனுபவத்தின் மூலம் தெருகிறது ஒரு ஐம்பது அறுபது நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் சில வழிகளிலே உங்கள் போன்றவர்களுடைய சேவையை நாடினால் பல குடும்ப பிரச்சனைகள் தீருமோ என்ற எண்ணப்ப அங்கு வருகிறது மேலோட்டமாக உங்களுக்கு அதை விளக்கத்தை கொடுக்க முடியுமா ஆமாம் நீங்கள் கூறுவதில் இன்னொரு அம்சம் இருக்கிறது அண்மையிலே ஒரு ஒரு ஒரு பெற்றோர் ஒரு தங்களது மகளை கூட்டிகிட்டு வந்தார்கள் அவர்களுக்கு அவருக்கு பத்தொன்பது பத்தொம்பது வயசு அவர் இந்த கல்விசார் அழுத்தங்கள் பாடசாலைகள் உங்களுக்கு தெரியும் தானே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் படிப்பதிலே அவர் கஷ்டமாக இருந்தது நீங்கள் கூறுவது ஒரு நித்திரையில் கஷ்டமாக இருந்தது அகோல பெற்றோர்கள் என்னிடம் கூட்டிக்கொண்டு வந்து சொன்னது டாக்டர் இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை ஏதோ டாக்டர்கிட்ட வரோம் டாக்டர்கிட்ட வரணும்னா அஞ்சாறு மாதமாக இவ கேட்டுக்கொண்டிருக்கிறா கரைச்சல் தாங்காமல் கூட்டிக் கொண்டு வந்த நாங்கள் டாக்டர் அப்படி ஒரு பிரச்சனையும் இவருக்கு இல்லை ஆனால் மகள் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறா அவர் மிகுந்த அழுத்தத்தில் இருக்கிறா எப்படி நான் இந்த அழுத்தத்தை குறைத்து கொள்வது எப்படி நான் மனத்தை ஆசுவாசப்படுத்திக் கொள்வது என்று அவர் நல்ல ஆரோக்கியமான கேள்விகள் கேட்டு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் ஆனால் அப்போ ஏன் இவ்வளவு காலம் பிந்தினது வருவதற்கு நீங்கள் நேரத்தோடு வந்திருக்கலாமே பாவம் கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதுக்கு அந்த பிள்ளை சொன்ன விஷயம் நான் அம்மா அப்பாவிடம் அப்போ இருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆக்கள் என்ன சொல்லிவினா உனக்கு என்ன பைத்தியமா உனக்கு ஒன்றும் இல்லை சும்மா இரு என்று ஏசி விட்டார்கள் கடைசியாக நான் அடம் பிடித்து கட்டாயம் என்னை கூட்டி கொண்டு போகணும்னு சண்டை பிடிச்சி தான் இன்றைக்கு ஒரு விதமாக என்னை கூட்டிகிட்டு வந்தார்கள் ஸோ அப்போ இளைய சமுதாயத்துக்கு நீங்கள் கூறியது போல அழுத்தங்கள் விளங்குகின்றன ஆனால் பெரியவர்கள் இது அவமானம் இதை மற்றவர்கள் எவ்வாறு பார்த்து விடுவார்கள் தற்செயலாக இந்த விஷயம் மற்றவர்களுக்கு கசிந்து விட்டால் எங்களது பிள்ளையின் கல்யாணம் என்ன நடக்கிறது மற்ற பிள்ளைகளின் கல்யாணம் என்ன நடக்கிறது என்று அவர்கள் பலவிதமாக இந்த சமூக விஷயங்களுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பதை நாங்கள் காண்கிறோம் இளைய சமுதாயம் சமுதாயத்தின் நோக்க நோக்கை பார்ப்பதை விட தங்களுடைய தாங்கள் நன்றாக இருக்கிறோமா என்று பார்க்கிறது அதிகமாக அது ஒரு பக்கம் நீங்கள் சொல்லுகின்ற விடயம் இன்னொன்று பெரியவர்கள் சில வேளைகளிலே குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு பெரியவர்கள் சில வழிகளிலே இந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டால் சரியான வகையிலே குடும்பத்தை நடத்தி செல்வார்களோ என்ற மனப்பாங்கும் இருக்கிறது டாக்டர் நிச்சயமா இடம்பெறுகிறது இப்போ உங்களுடைய அனுபவத்திலே ஐம்பது வயது அறுபது வயது இருக்கக்கூடிய அப்பா அம்மா அம்மாமார்கள் உங்களிடம் வந்து சிகிச்சை பெறுகிறார்களா அல்லது ஆலோசனை பெறுகிறார்களா வருகிறார்கள் பிள்ளைகளின் வற்புறுத்தலிலே ஒரு மாதிரியாக கூட்டிக் கொண்டு வருவார்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் சில வேளையிலே பொய் சொல்லி கூட்டிக் கொண்டு வருவார்கள் அம்மாவுக்கு முழங்கால் வருத்தம் இருக்கிறது டாக்டர் அம்மாட்ட டாக்டர்கிட்ட போகணுமெண்டவ நாங்கள் உங்கள்கிட்ட கூட்டி கொண்டு வந்திருக்கிறோம் சைக்காட்ரிஸ்ட்னு சொன்னால் வரமாட்டா ஒரு மாதிரி கதைங்கோ என்றால் அது ஒரு சிக்கல் அது ஒரு சிக்கல் அது அது நடக்கிறது அதிகமாக நடக்கின்ற ஒரு விஷயம் முழங்கால் நோ அல்லது தலைவலி என்று அம்மா சொல்லும் பொழுது வாங்குவோம்மா ஒரு டாக்டர்கிட்ட போவோம்னு சொல்லி மெதுவாக எல்லாம் கூட்டி கொண்டு வந்து விடுவார்கள் அந்த நேரத்தில் முகம் கொடுப்பது என்பது எனக்கு ஒரு சவால் சவால் எப்படி அதை கதையை துவங்குவது என்பது அது பிரச்சனை இல்லாமல் போகும் ஆகவே பெற்றோர்கள் கென விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் உதாரணமாக கெட்ட வார்த்தைகளாலே மனைவியை திட்டுவதோ அல்லது பிள்ளைகளை திட்டுவதோ நான் கெட்ட வார்த்தை போ சொல்லும் பொழுது மிருகங்களின் எருமை மாடு கழுதை குரங்கு அது ஒரு காலப்பகுதியிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனால் இன்றைய இளைய சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை அதை புரிந்து கொள்ளாமல் நாங்களெல்லாம் இப்படி எல்லாம் ஏச்சி வாங்கினாங்கள் தானே நாங்களெல்லாம் இப்படி குழம்பினாங்களா என்று கலைக்கின்ற பெற்றார்கள் பலரும் இருக்கிறார்கள் உதாரணமாக அண்மையிலே ஒரு குடும்பம் வந்தது அவர் ஒரு மன உளைச்சலுக்குள்ளான ஒரு இருபது இருபத்தைந்து வயதானவர் அவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அம்மாவும் இருந்தார் அப்பாவும் இருந்தார் அப்பொழுது அம்மா மெதுவாக சொன்னால் டாக்டர் பிள்ளைக்கு அப்பாவாலையும் கொஞ்சம் அழுத்தம்தான் என்று அம்மா மெதுவாக சொன்னார் பயந்து பயந்து பின்ன பிள்ளையை கேட்டேன் என்ன பிரச்சனை அப்பா இருக்கிறார் என்ன பிரச்சனை இல்லை டாக்டர் அப்பாவுக்கு கொஞ்சம் கோவம் வாரது அது பிறகுதான் விசாரித்தால் அப்பாவுக்கு கோவம் வந்தால் வார்த்தை பிரயோகங்கள் கைப்பிரயோகங்கள் சாமான்கள் உடைபடுவதெல்லாம் சாதாரணமாக நடக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அவருக்கு அம்ப அறுபது ஐம்பத்தைந்து அறுபது வயது ஆகவே நிச்சயமாக வீட்டிலே எந்த நேரம் அப்பாவுக்கு கோபம் வரும் என்று தெரியாது எதுக்கு கோபம் வரும் என்று தெரியாது என்பது மிகவும் அழுத்தகரமான ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது போல் வெளியிருந்து வர அழுத்தங்கள் விடுங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று தானே வருகிறோம் எனது வீடு எனது இடம் இதிலே நான் எந்த ஒரு அழுத்தத்தையும் எதிர்பார்க்க முடியாது பல விடயங்கள் பார்த்தோம் ஒன்று இளம் சந்ததியினருக்கு வைத்திய ஆலோசனை உளவியல் ரீதியான வைத்திய ஆலோசனை நாடுவதற்கான மன தைரியம் இருக்கிறது அதனால் அதை அப்பா அம்மா அம்மா சில வழிகள் தடுக்கின்ற பொழுது நீண்ட காலம் ஒரு பிரச்சனையை அவர் வைத்திருந்து அதனால் விபரீதமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு தோன்றுகிறது இரண்டாவது அப்பா அம்மா மாதிரியே சில வழிகளிலே உண்மையாக அவர்கள்தான் மன ரீதியான பிரச்சனைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் வைத்திய ஆலோசனை பெற வேண்டியவர்கள் ஆனால் இதெல்லாம் ஒரு விடயமாக இதுக்கெல்லாம் வைத்தியிட போகிறதா என்ற அடிப்படையிலே பல பேர் போவதில்லை இப்பொழுது வருவோம் டாக்டர் சில வழிகளிலே பார்த்தால் அப்பா அம்மாமார்கள் அதாவது வயது முறிந்தவர்கள் ஒரு ஐம்பது வயது அறுபது வயது இருப்பவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் அமைதியாக இருப்பதில்லை டாக்டர் சில குடும்பங்களை பார்க்கின்ற பொழுது அமைதி என்ற இடமே கிடைக்கா ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு அந்தரம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பிரச்சனை என்றே சில குடும்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் சில வேளைகளிலே அதனால் குடும்பத்துக்கு எந்தளவு தாக்கம் ஏற்படும் டாக்டர் இப்படிப்பட்ட பெற்றோர்கள் தாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் என்று நினைப்பவர்கள் ஏன் உளவியல் ரீதியான ஒரு ஆலோசனைக்கோ அல்லது ஒரு சிகிச்சைக்கோ வரக்கூடாது நீங்கள் சொன்னது மிக முக்கியமான ஒரு